வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்தை தான் பார்க்க போகிறோங்க இப்போ எங்கள் வீட்டோட பூஜை அறை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ கார்த்திகை தீபம்னால இன்றைக்கி விளக்கேற்றிருக்கோம் பாருங்கள் இது மகா தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க இல்லைங்களா அந்த ஆறு மணிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் டைமிங் தெரியும் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுனா ரொம்ப சிறப்பு ஏன்னா பௌர்ணமி இன்றைக்கி மகாதீபம் ஏற்றுவாங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு ஏற்றிருக்கோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்தே நாங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு பற்ற வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் டைமிங் நான் போடலை இந்த வீடியோ நான் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் என்னோடய பூஜை அறையை நான் காட்டுறேன் பாருங்கள் கீழே லக்ஷ்மி கலசம் வச்சுருக்கேன் லக்ஷ்மி கலசம் அடுத்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சுருக்கேன் சுற்றி மண் விளக்கு வச்சுருக்கேங்க கோலம் போட்டு எல்லார் வீட்லேயும் எல்லாம் தீபம் ஏற்றுவீங்க இன்றைக்கி இருந்தாலும் இது ஒரு வீடியோ ஷூட்டை லைவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஈவினிங்கே விளக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இது ஆறு மணிக்கு மேலே ரெடி பண்ணது அதனால் உங்களுக்கு ஷூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவன் ஓ கிளாக் நான் எடுத்துட்ருக்கேன் வெளியும் அணையா தீபம் ஏற்றிருக்கோம் பாருங்கள் கூண்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அணையா தீபம் கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ ஏற்றலாங்க வெளியே நான் கிழக்கு பார்த்து ஏற்றிருக்கேன் ஸ்டெப்ஸ்லலாம் வச்சுருக்கோம் விளக்கு ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை ஸோ அதனால தான் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஒரு ஷூட் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எங்கள் வீட்டோட பூஜை அறையை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல எந்த வீடியோவில் நான் கொடுக்கல அதனால் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்